So I got my cat a bed. So cute. Hey, Shake a paw. Paw? Shake a paw. <laughs> okay, now here you go. Make sure to leave a like on this video and subscribe to the If you channel get with some the value notification out of this bell turned video, on. so Make you sure don't to miss leave a any like of our on it and future consider subscribing to our channel with the notification bell on. No sir நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார் என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார் ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பண்டா டெரரா ஐயோ Bloody bugger. happy. cool down, cool down, cool down. Excuse me sorry for the இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அட்ரஸுங்களா பண்ணி பண்ணி பண்ணி சொட்ட தலையா உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு மாச கடைசி பத்து கிடையாது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே அப்பா அப்பா வந்து ஒரு கட்டிங் போட்டு போப்பா எவ்வளவு disturbance rascal If you get some value out of this video, make sure to leave a like on it and consider subscribing to the channel with the notification. நம்ம கிட்ட நம்ம கிட்டே போறேன் ஆரம்பிச்சிர வேண்டியதான். டேஞ்சரஸ் பிள்ளை இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் அட வெக்கம் கட்டுவீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையனு I சோனமுத்தா டேய் சோனமுத்தா போச்சா இவருக்கு இதான் வேலை